வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து டூ கேட்ஜெட்ஸ் வாங்கியிருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி ட்ரைபேட் ஒன்று வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா போயா எம் ஒன் மைக் வாங்கியிருக்கோம் அதை தான் இன்னைக்கு அன்பாக்சிங்காவோ ரிவியூவாக பார்க்க போது வீடியோ வந்து வேற லெவலில் இருக்க போதுங்க ஆமாம் நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்காண்டி ஒரு ட்ரை பண்ண ஒன்று வாங்கியிருக்கோம் அதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் ஆனால் இது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் ஒரு த்ரீ டேஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் மூணு நாளைக்கு முன்னாடியே ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கிட்டேன் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டின்றது நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க இது எட்நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்கிறது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆனால் நான் உண்மையான ரேட் வாங்கினது பார்த்தீங்கன்னா நானூறுரூவா தான் செம்ம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரை பண்ண வாங்கலாம் இந்த வீடியோலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட ஃபியூச்சர் பார்த்துருவோம் இதோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க பட்டன் மூலியமாக நீங்கள் அஞ்சு அஞ்சு ஸ்டேஜ்ன்றது நகர்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டேஜ் நகர்த்தினீங்கன்னா உங்களுக்கு லென்த் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரீ லெக்குன்றது கொடுத்துருக்காங்க த்ரீ லெக்கு பயன்படுத்தி நீங்கள் வந்து தரையில் வச்சு எந்த வீடியோவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக இருக்கும் எந்த அளவுக்குமே கிரிப் இல்லாமல் இருக்காது ஏன்னா நான் வீடியோலேயே உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம் இது வந்து ஒரு கேஜி வரை லோடு தாங்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கைக்கு அடக்கமாக தான் இருக்குது எந்த உங்கள் கை சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய கையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கைக்கு அடக்கமாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ட்ரைப்படை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ட்ரைபேட் தான் உள்ளே இருக்க போது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்ஸை பிரித்து பார்த்துருவோம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பாக்ஸ் பிரிக்கும் போது எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது எனக்குலாம் ஃபஸ்ட்டு பிரிக்கும் போது வேறு லெவலில் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கொடுத்துருக்காங்க மொபைல் மவுண்ட்டு அதுக்கடுத்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைல் வச்சுக்கிறதுக்காண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா கேரி பை ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு தேவையில்லை இந்த பாக்ஸும் நமக்கு தேவையில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி பார்த்துடலாம் ஓகே பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் மவுண்ட்டில் வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க ரப்பர் கொடுத்துருக்க மூலியமாக நமக்கு வந்து மொபைல் வந்து கிரிப்பாக இருக்கும் கீழே உழுகாது எவ்வளோக்கு அந்த ஸ்ப்ரிங்குன்றது கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு கிரிப்புன்றது இருக்குன்னு பாருங்கள் நான் மொபைல் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைல் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைல் மவுண்ட்டு பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவுல் மவுண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா கேண்டு மவுண்ட்டு பவுல் மவுண்ட்டில் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி வரை ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதுக்கு அரிஜாண்டலாக வச்சுக்கலாம் நம்ம வெர்டிகலாகவும் வச்சுக்கலாம் நம்ம மொபைல் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ தான் வெயிட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வரை இதில் வெயிட் தாங்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா மொபைலு எல்லாமே மவுண்ட் பண்ணிக்கலாம் எந்த மொபைலாக இருந்தாலும் ஓகே மவுண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு கிலோக்கு கீழே தான் வரும் ஒரு கிலோக்கு மேலே எந்த மொபைலுமே போகாது அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா கேண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டேஜ்ன்றது கொடுத்துருக்காங்க நம்ம அஞ்சு ஸ்டேஜ் பண்ணுறது மூலிமா நம்மளோட லென்த்து வந்து அதிகரிச்சுக்கலாம் இந்த ப்ரெஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு கைக்கு அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரெஷ் பட்டனை வச்சு மேலே ஏற்றி விட்டு நீங்கள் சும்மா சாதாரணமாக இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிரிப்பாக தான் இருக்குது கைக்கு அடக்கமாக இருக்குது பாருங்கள் என் கையில் அடக்கிற மாட்டம் தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இவங்க கிரிப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரப்பர் மவுண்ட் கொடுத்துருக்காங்க ரப்பர் மவுண்ட் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் வைக்கிற மூலிமா மொபைல் வந்து வைப்ரேட் ஆகும் வைப்ரேட் ஆகும்போது எந்த ஷேக்குமே ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த ரப்பர் மவுண்ட்டு அதனால் தாராளமாக இந்த ட்ரை பண்ணி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது நான் பாருங்கள் எவ்வளோ தான் விளாண்டுட்டு இருந்தேன் அந்தளவுக்கு இதில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க கீழே விழுந்தாலும் உங்களுக்கு உடைய வாய்ப்பு கிடையாது இதே ஸ்க்ரூஸ் இல்லாமல் கம்மு எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒர்த்தானது கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வச்சு இந்த உங்களுக்கு டெமோ காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம மொபைலை வச்சு பார்த்துருவோம் எந்த அளவுக்கு க்ரிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைல் வந்து மவுண்ட் பண்ணியாச்சு மவுண்ட் பண்ணும்போது மேலே வந்து பவர் பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அழுந்தோம் அழுந்துச்சுன்னா பவர் ஆஃப் ஆயிரும் பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் பார்த்து அதாவது பவர் பட்டனுக்கு கீழே கொஞ்சம் தள்ளினபடி எந்த மொபைலாக இருந்தாலும் பார்த்து மாட்டுங்க பவர் பட்டனில் அப்படி பண்ணிங்கன்னா மொபைல் ஆஃப் ஆகிரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செக் பண்ணியே காமிச்சிட்டேன் அதனால் தவறு வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா நான் இப்போ அந்த பட்டன் அழுத்துகிற மூலியமாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் மவுண்ட் பண்ணேன் மவுண்ட் பண்ணுற மூலியமாக அந்த பட்டன் வந்து அழுந்துச்சு அழுந்துறதுனால மொபைல் வந்து ஆஃப் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரின்ட்டு அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளிய மாட்டுங்க தள்ளி மாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே விழுகாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கிரிப்புன்றது கொடுத்துருக்காங்க நான் வந்து டைட் பண்ணாதனால உங்களுக்கு ஃப்ரீயாக விழுந்திருக்கும் நான் டைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா நான் எந்த அளவுக்கு ஷேக் பண்ணுறேன்னு பாருங்கள் ஆட்டுறேன் எந்தளவுக்கு ஷேக் பண்ணுறேன்னு பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு க்ரிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஒர்த்தானது இப்போ உங்களுக்கு லென்த் வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எந்தளவுக்கு நீளம் இருக்குன்னு பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ரிப்பாகவும் இருக்குது நான் கீழே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே க்ரிப்புன்னு சொல்லியிருக்காங்க நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் எந்தளவுக்கு நகலுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் எந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் அழுந்தவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இவங்க கிரிப்புன்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்த்தானது செம ஒர்த்துன்னு கூட சொல்லலாம் நான் மொபைலையும் உங்களுக்கு மவுண்ட் பண்ணி காமிச்சிட்டேன் எந்தளவுக்கு கிரிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை டைட் பண்ணிக்கோங்க நான் இதை லைட்டாக தான் டைட் வச்சேன் ரொம்ப எல்லாம் டைட் வைக்கல நான் ரொம்ப டைட் வச்சிட்டேன் இப்பா அசைவில் இல்லை பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தானது செம ஒருத்து நீங்கள் பிகினர் யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரை வாங்கலாம் நீங்கள் ஆயிரரூவா ரெண்டாயிரரூவாய்க்கு வாங்கிறதுக்கு இந்த நானூறுரூவா வாங்கினீங்கன்னா செம ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணியே காமிச்சிருப்பேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போய் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தானதை நீங்கள் காசில் அதிகமாக போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க பிகினர் யூடியூபராக இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டு யூடியூபராக இருந்தாலும் ஓகே காஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக் வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் மொபைல் கொண்டு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களோட வீடியோ வேற லெவல் சேனல்